ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம லக்ஷ்மி டாட்டா வேளச்சேரி வந்திருக்கோம் எதுக்குன்னா Tata Tigor EV e launch பண்ணியிருக்காங்க அது ரிவ்யூ பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம கூட வெங்கடேஷ் சார் இருக்காங்க வெஹிக்கிளை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் சொல்கிறாங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கூட நம்மக்கிட்ட இருக்குது பட் ஈவின்றது uh, e இப்போ லான்ச் ஆகிருக்கு டிகர் வெஹிக்கிளில் அண்டு uh, நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க அதோட ஷேப் அண்ட் வித் எல்லாமே இப்போ நம்ம அதோட இன்ஜின் ஸ்பெக்கும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோ போகுன்றதை மட்டும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் லைக் நம்ம இப்போ வந்து கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிப்ரான் ஜிப்ரான்ட டெக்னாலஜி சேம் நம்ம நெக்ஸானோட வெஹிக்கிள் யூஸ் பண்ணுற அதே மோட்டார் தான் இதுக்கும் கொடுத்துருக்கும் பேட்டரியோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் கிலோ வாட் கொடுத்துருக்கோம் லைக் இப்போ நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா வித்தின் ஏசி வித் ஏசி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு two hundred and thirty kilometres வரைக்கும் வெஹிக்கிள் நீங்கள் ட்ரைவ் பண்ணலாம் தாராளமாக அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் தான் சொல்லிவிட்டு நீங்கள் அந்தளவுக்கு பவர் இருக்காது அப்படிலாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது சிக்ஸ்டீன் கிலோமீட்டர்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஜீரோ டு செவன் செகண்டில் நம்ம அச்சீவ் பண்ணலாம் மோர் ரேப்பிட் ஃபாஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு and then we have more modes like sports mode ஆப்ஷன்ஸும் நம்ம வைக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு reverse mode and then this is a neutral and we have D for drive mode and S for sports mode தடவோட ஒன் பேட்ரி அண்ட் மோட்டர்ஸாக கொடுத்துருக்கோம் லைக் ஜிப்டான்ற மோட்டர்ஸாக கொடுத்துருக்கோம் பேட்டரியோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் கிலோ வாட் வருது டடா மோட்டர்ஸோட ஆக்சுவல் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா த்ரீ நாட் சிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க வித்தவுட் ஏசி பட் ஆனால் கஸ்டமரோட யூசேஜ் ப்ளஸ் வந்து நம்ம ஏசி யூஸ் பண்ணுறதுனால சிட்டியூ சிட்டி யூஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ த்ரீ தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் தரும் ரேஞ்சுன்றது இதுவே நீங்கள் ஹைவேஸ் போனீங்கன்னா ட்ராப் ஆகும் இது opposite to petrol vehicle and diesel vehicle diesel vehicle petrol vehicle நீங்கள் ஹைவேஸில் போனீங்கன்னா நல்ல மைலேஜ் தரும் பட் ஆனால் இது வந்து ஹைவேஸில் கம்மியாக மைலேஜ் தான் தரும் ஏன் அப்படின்னா நீங்கள் பிரேக் பண்ணுறீங்க அப்படின்னா ரீஜென்ரேட் ரீஜென்ரேட் ஆகும் லைக் வந்து உங்களுடைய டயர் டூ பேட்ரி வந்து சார்ஜ் ஆகும் ஆனால் நீங்கள் ஆக்சிலேட் பண்ணும்போது பேட்ரி டூ டயர் வந்து ரொட்டேட் ஆகும் அதுதான் வந்து அதோட கான்செப்ட் இவி வெஹிக்கிளோட கான்செப்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவி வெஹிக்கிள்ன்றதுனால ஸ்லோவாக போகும் பவர் இருக்காது அப்படிலாம் கிடையாது இது வந்து க்ளோஸ் டூ வந்து டீசல் ஆட்டோமேட்டிக்கோட பவர் உங்களுக்கு கிடைக்கும் லைக் வந்து பவர் பார்த்தீங்கன்னா எயிட்டி சிக்ஸ் பிஎஸ் வருது டார்க் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி நியூட்டன் மீட்டர்ஸ் வருது நம்மளுக்கு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஜீரோ டு சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ் நம்ம அச்சீவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் செகண்ட்ஸில் eh, நம்ம அச்சீவ் பண்ணலாம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் செகண்ட்ஸ் அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும் உங்களுக்கு லைக் ரேப்பிட் டிரைவிங்கும் இருக்கும் அதே மாதிரி டிகார்ன்றது பார்த்தீங்கன்னா நம்மள ஆக்சுவலாக பெட்ரோல் வெர்ஷன் வந்து நல்ல நல்லா லாங்காக போயிட்டுருக்கு லைக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லான்ச் பண்ணுறது பார்த்திங்கன்னா டொன் டுவெண்ட்டி செவன்ட்டியில் லான்ச் பண்ணோம் லான்ச் பண்ணி இன்னி வரைக்கும் சக்ஸஸாக போயிட்டுருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி பார்த்திங்கன்னா வந்து சிடான்ற கேட்டகரியில் வருது ஓகே நான் இப்போ வந்து ஹைவேஸ்க்கும் நார்மல் வெஹிக்கிள்க்கும் இதுக்கும் ஆப்போசிட்டாக இருக்கும்னு சொன்னீங்களே பிரேக்கிங் ரீஜென்ரேட்டிவ் அது கொஞ்சம் புரியல அது எப்படின்னு தெரியல இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி எடுப்போம் லைக் வந்து இப்போ வாட்டர்லேருந்து கரண்ட் எடுப்பாங்க ஓகே எப்படி அப்படின்னா தண்ணி வர ஃபோர்ஸ்ல ஒரு மோட்டர் வச்சுப்பாங்க அந்த மோட்டர் வந்து சுத்தும் போது ஓகே அது அந்த concept turbine concept turbine same turbine concept தான் நம்ம வீலுக்கு கொடுத்துருக்கோம் சரி இப்போ வந்து அந்த வீல் சுத்துது இல்லைங்களா அப்போ வந்து அது வந்து பவரை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கும் நம்ம பிரேக் அடிக்கும் போது அந்த பவர்ன்றது இதுக்கு வந்து பேட்டரிக்கு வந்து ரிவர்ஸ் ஆகும் பேட்டரிக்கு ரிவர்ஸ் ரிவர்ஸ் ஆகி பேட்டரி வந்து சார்ஜ் ஆகும் அது சேம் கான்செப்ட் தான் பட் வந்து கொஞ்சம் அவுட்புட் பவர் கொஞ்சம் வந்து தானே இருக்கும் ரொம்ப எல்லாம் சார்ஜ் இல்லாமல் கொஞ்சம் தான் ஆமாம் ஆமாம் கொஞ்சம் தான் சார்ஜ் இருக்கும் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா இப்போ நீங்கள் ஹைவேஸ்லேயே போயிட்டே இருந்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் தான் மைலேஜ் வரும் ஓகே சிட்டி ஓட்டும் போது நீங்கள் வந்து ரொம்ப ஆஷ் ட்ரைவ் ரேஷ் ட்ரைவிங் பண்ணாமல் நார்மலாக ஓட்டும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு two hundred and thirty two two hundred ஃபிஃப்டியே வரும் okay two hundred and fifty kilometres வரைக்கும் ஆமாம் ட்ரைவ் பண்ணலாம் நம்ம ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நான் இன்னொரு மேட்டர் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா இன்றைக்கி வந்து சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக டெலகிராம் சேனலில் வந்து திருமங்கலத்தில் போட்டிருந்தோம் சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது மெட்ரோ ட்ரெயின்ஸ் இருக்கிற ஏரியா எல்லாத்துலேயும் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இங்கே கிண்டியில் இருக்கான்னு தெரியல இங்கே கிண்டியில் எலக்ட்ரிக் கிண்டியில் நம்ம ஷோரூமே இருக்குது நம்ம டாட்டா இந்த ஷோரூம் இந்த ஷோரூமே நியர்பை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷோரூம் இருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சொல்லணும்னா நம்ம ஃபீனிக்ஸ் மால்லேருந்து டுவோர்ட்ஸ் இது போகிறது சைதாபேட் போகிறது ஓகே அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் ஹைட் ஹோட்டல் இருக்குது அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி இருக்குது நம்ம ஷோரூம் இது வந்து near to Guindy and Velachery near border அந்த சைடு ஆமாம் ஆமாம் ஆமாம் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கே சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது நம்மளுக்கு இங்கே சார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரேபிட் சார்ஜிங் சொல்லுவாங்க ஒன் ஹவரில் உங்களுக்கு charge one hour fast charging fast charging one ஹவரில் உங்களுக்கு சார்ஜ் ஆகிடும் அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு four hundred to five hundred வரும் vehicle full charge full charge full charge full சார்ஜ்ன்ற மாதிரி சொல்ல முடியும் முடியாது ஜீரோ டு எயிட்டின்றது eighty percentage eighty hundred percentage கொடுக்க முடியும் ஆமாம் இது பார்த்தீங்கன்னா high speed DC charging gun மாதிரி கொடுத்துருப்பாங்க இது வந்து ஒரு ஒன் ஹவர்ஸில் வந்து வெஹிக்கிள் ஃபுல் சார்ஜ் ஆயிரும் வெஹிக்கல்ஸ் எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னு வைங்களேன் இன்றைக்கி தமிழ்நாடு லேண்ட் இதில் சொல்கிறேன் லேண்ட்மார்க்ஸில் சென்னை டு கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னையில் இருக்கிற எல்லா டாடா ஷோரூம்ஸ்லேயும் வந்து சார்ஜிங் ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ப்ளஸ் வந்து திண்டிவனத்தில் வந்து இப்போ ரீசெண்டாக ரிலாக்ஸ்ன்ற ஒரு கம்பெனி லான்ச் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் நம்ம கிண்டிலேயே வந்து அவங்க அவங்களோட சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது டாட்டாவோட சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது வெஹிக்கிள் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டிவனத்தில் சார்ஜ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து சங்ககிரியில் இருக்குது சங்ககிரி வரைக்கும் சேலம் தாண்டி வரும் சங்ககிரி அந்த இடத்துல சார்ஜ் பண்ணிட்டு கோயம்புத்தூர் போயிடலாம் அப்புறம் கோயம்புத்தூர் போனோடனே சார்ஜ் பண்ணால் நமக்கு குரூப்ஃபீல்ட்ஸ் மால்ஸ் தான் மீதி எங்கே இருக்குன்னு நான் கோயம்புத்தூரில் சர்ச் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் மட்டும் பண்ணியிருக்காங்க பாண்டிச்சேரியில் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல இவங்களோட யூனிட் வந்து இன்னொன்று ஈஸியாக e லான்ச் பண்ண போகிறாங்க ஸோ வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இனிமேல் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு டூ டூ ஃபைவ் இயர்ஸில் வெஹிக்கல்ஸ் வந்து பை பண்ணுறது வந்து நெக்ஸ்ட் ஒரு ஃபியூச்சர் டென் இயர்ஸ்க்கு பை பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா டாட்டா வெஹிக்கல்ஸ் கண்டிப்பாக பை பண்ணலாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா இன்ஜின்ஸோ பிரேக்கிங்ஸோ அதை பற்றி நம்ம கவலையே பட தேவையில்ல இதில் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸே கிடையாது ஜிப்ரான் மோட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க வேரியண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸி வெஹிக்கிள் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அதோட இன்ஜின் நேம் வந்து எனக்கு சரியாக தெரியல சார் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா only for T board T board T ட்ராவல்ஸ்க்காக மட்டும் கொடுத்துருக்கோம் இது வந்து அவங்க என்ன கான்செப்ட்டில் பண்ணியிருக்காங்கன்னா பொல்யூஷன் வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சப்சிடிட்டி கொடுத்து டீ போர்ட் வெஹிக்கிள்ஸ் கொடுக்குறாங்க இது வந்து டீ போர்ட் வெஹிக்கல்ஸ் யாருக்கு பெனிஃபிட்னா கஸ்டமர்ஸ் தான் பெனிஃபிட்ஸ் வே ஒரு ஒன் கிலோமீட்டர்ஸோ இல்லை வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸோ நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் அந்த கான்செப்டில் தான் இது பண்ணுறாங்க என்னென்னு பார்க்கலாம் அது டிபோர்டுன்றது கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்லி ஃபார் uh, இதுக்கு மட்டும் கொடுத்துட்ருக்கோம் லைக் எல்லோ போர்டுக்கு மட்டும் கொடுத்துட்ருக்கோம் அது வந்து ஜிப்ரான் uh, நம்மளுக்கு இது வராது அது வந்து கொடுக்கறது பார்த்தீங்கன்னா டாட்டாவோட ஓன் மோட்டார் uh, தான் கொடுத்துட்ருக்கோம் அது நேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாங்க ஹெல்ஃபோ ஆமாம் ஓகே அதுதான் மற்றபடி பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் ப்ரெஸ்ட் ஏதோ ஒன்று பார்த்துருந்தோம் அது என்னன்னு தெரியல இல்லை அதுலேயே வந்து எக்ஸ்பிரஸ் டீன்ற ஒரு வெஹிக்கிள் எக்ஸ்பிரஸ் டீ ஓகே அது ஒரு வெஹிக்கிள் இருக்குது அந்த நம்மளுக்கு டிகார் ஓகே அந்த வெஹிக்கிளில் வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் மோட்டர் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ரேஞ்ச் போகும் டூ ஹண்ட்ரட் ரேஞ்ச் நான் சொல்கிறது ஆமாம் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின்றது தான் ரேஞ்சே இருக்கும் ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா டாடா டிகர் எக்ஸ்பிரஸ்டுன்ற எக்ஸ்எம் ப்ளஸ் வேரியண்ட் இது இது வந்து டீ போர்டுக்கு யூஸ் பண்ணுற வெஹிக்கிள் இந்த வெஹிக்கிள் வந்து ஒன்லி டீ போர்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க இதோட சார்ஜிங் யூனிட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா high speed DC charging gun மாதிரி கொடுத்துருப்பாங்க இது வந்து ஒரு ஒன் ஹவர்ஸில் வந்து வெஹிக்கிள் ஃபுல் சார்ஜ் ஆயிரும் இதோட பேட்டரி கிலோவாட் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் கிலோவாட்ஸ் கொடுத்துருக்காங்க லித்தியம் அயான் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதான் சார்ஜிங் யூனிட் இது வந்து கண்ட்ரோலர் இது டாக்ஸி வெஹிக்கிள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால இதில் வந்து சார்ஜிங் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்கறது இது வந்து நம்ம நார்மலாக டொமஸ்டிக் யூஸ்க்கு வந்து வீட்டில் சார்ஜ் போட இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் சார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது உங்களுக்கு வந்துட்டு மீட்டர் மாதிரி தான் இருக்கும் பட் மீட்டர் கிடையாது இது வந்து உங்களுக்கு பேட்டரி பர்சன்டேஜ் காமிச்சிடும் ஸோ ரைட் சைடில் இருக்குது தான் உங்களுக்கு மீட்டர் அண்ட் சென்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் உங்களுக்கு காமிச்சிடும் so one nought oh eight இருக்குது ஒன் நாட் எயிட் கிலோமீட்டர்ஸ் போயிடும் இப்போ நைன்ட்டி டூவில் இருக்குது பர்சன்டேஜ் ஸோ என்ன உங்களுக்கு நியூட்ரலில் இருக்குது ட்ரைவ்னா டீயில் வந்துடும் ஆர்னா ரிவர்ஸில் வந்துடும் மோஸ்ட்லி வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா லைக் வந்து இப்போ ஃபியூச்சர்ன்றது ஈவி தான் இப்போ நம்ம இவர் சொன்ன மாதிரி நிறைய ஸ்டேஷன்ஸ் வந்துட்டுருக்கு அதை தென் இல்லாமல் ஹெச்பி பங்கோட டாடா ஒரு டைப் போட்டிருக்காங்க ஹெச்பி பங்கோட வித்தின் ஒன் இயர் எல்லா பெட்ரோல் பங்க்லயும் ஹெச்பி பெட்ரோல் பங்க்லயும் பாயிண்ட் வரப்போகுது நம்மளுக்கு சார்ஜிங் பாயிண்ட் அது போட்டு ஆல்மோஸ்ட் ஒன் மந்த் ஆயிடுச்சு இன்னொரு one month or one and half இயர்ஸில் நம்மளுக்கு ஃபுல்லாக வந்துடும் எல்லா இடத்துலையும் ப்ராப்ளம்ஸே இருக்காது ஹைவேஸில் வந்து நம்ம மோட்டலில் அந்த நம்ம வந்து ரெஸ்ட் லஞ்சோ அந்த மாதிரி ஃபுட்டு எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒன் ஹவரில் சார்ஜ் ஆயிரும் ஹோம்லி டொமஸ்டிக் சார்ஜிங்ஸ் தான் வந்து எயிட் ஹவர்ஸ் ஆகும் நம்ம நைட்டில் வந்து டொமஸ்டிக் சார்ஜிங்ஸ் பண்ண போகிறோம் இதுக்காக வீட்டில் வந்து ப்ளக் பாயிண்ட் எடுத்திங்கன்னா தனியாக ஒயரிங் வந்து ரொம்ப பெரிய இதெல்லாம் இருக்காது கார் நம்ம இவ்வளோ டென் லேக்ஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஒயரிங் வந்து ஒரு thousand thousand five hundred invest பண்ணி காருக்கும் தனியாக ப்ளக் பாயிண்ட் எடுத்து சார்ஜ் பண்ணிக்கலாம் general service water wash and wheel alignments and then பார்த்தீங்கன்னா அந்த coolant oil changes brake oil சேஞ்சஸ்க்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கொடுத்து இந்த வெஹிக்கிள் எடுத்துட்டேன்னா எயிட் இயர்ஸ்க்கு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் தான் சர்வீஸ் சார்ஜ் டூ அப்படி இல்லை every ten thousand kilometres or one year one years ஏ two thousand five hundred service charge ஆமாம் ஓகே மீதி ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் அதில் அதில் okay Where are friends? Thanks for watching this video. Please subscribe and share. Thank you.